practice of chanting. So there are two kinds of chanting which we do. One is where we chant kirtan and the other is where we chant japa. கீர்த்தன் என்பது இரண்டு இரண்டு வகைப்படும் ஒன்று நாம் ஜபம் செய்வது இன்னொன்று கீர்த்தனம் செய்வது So kirtan is where we use the instruments, the midanga, the kartals. It's like singing. And when we sing also, sometimes we also like to dance. We become so joyful, we like to dance. கீர்த்தன் கீர்த்தனை செய்யும் பொழுது நாம் மிருதங்கம் கர்த்தாளா மற்றும் பல இசைக்கருவிகளை கொண்டு நாம் கீர்த்தனை செய்கின்றோம் அப்பொழுது நாம் மிகவும் ஆனந்தமாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் நாம் கீர்த்தனம் செய்கின்றோம் Now Lord Chaitanya came 500 years ago. He is, uh, he is, non, he is Lord Krishna himself. And he came with the mission to establish the Yuga Dharma, which is Sankirtan. ஐயா ஐ- ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சைத்தன்ய மகாபிரபு இந்தியாவில் அவதரித்து அவர் இந்த கீர்த்தனை எனும் போதனையை நமக்கு வலியுறுத்தி அனைவருக்கும் இந்த கீர்த்தனம் என்பதை என்னவென்று அவர் வலியுறுத்தி அறிவுறுத்தி இருக்கின்றார் there's kirtan and sankirtan, not really much different. Sankirtan is where people come together and we chant the holy name. Many people chant, கீர்த்தனம் சங்கீர்த்தனம் என்பது அதிகமான பக்தர்கள் கூடி ஆடி பாடி இந்த பகவானின் இந்த சங்கீர்த்தனையில் ஈடுபடுத்திக் கொள்வது So kirtan is small, but sankirtan is something big. It's like a big tidal wave. கீர்த்தனம் என்பது சிறிய அளவிலும் சங்கீர்த்தனம் சங்கீர்த்தனம் என்பது பெரிய அளவில் அதிகமானோர் ஈடுபட்டு இந்த கீர்த்தனையில் ஈடுபடு ஈடுபடுவது So Chaitanya Mahaprabhu, in order to initiated this Sankirtan movement. He brought the chanting of the holy names out into the public. He brought it out of the temple into the streets. so that everyone could take part. சைத்தன்ய மகாபிரபு ஆலயத்தில் மட்டும் இந்த சங்கீர்த்தனையை நடத்தாமல் வீதிகளிலும் வெளிப்புறத்திலும் சென்று அனைவருக்கும் இந்த கீர்த்தனம் என்றும் போதனையை அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றார் Before Chaitanya Mahaprabhu came, people were also chanting Hare Krishna mantra, but that chanting was done usually in the temple. But Chaitanya Mahaprabhu brought people out into the public and he would have this kirtan every day in the streets and get other people to join in, to take part in this congregational chanting. சைத்தன்ய மகாபிரபு வருவதற்கு முன்பு இந்த சங்கீர்த்தனம் கீர்த்தனம் என்பது ஆலயங்களில் உள்புறம் மட்டும் நடந்து கொண்டிருந்தது ஆனால் சைத்தன்ய மகாபிரபு இந்த சங்கீர்த்தனம் என்னும் இயக்கத்தை வீதிகளிலும் பல பல பெரிய பெரிய இடங்களிலும் அவர் அஹ், பெரிய அளவில் இந்த சங்கீர்த்தனையை நடத்தி இருக்கின்றார் So we, we like to do Sankirtan. It's something very joyful. It's very pleasing. It's described to be the process by which we can become self-realized in this age, which is called Kali Yuga. இந்த கலியுகத்தில் பகவானின் போதனையை சங்கீர்த்தனம் முறையில் அனைவருக்கும் வழங்குவது தான் முக்கிய காரணமாக இருக்கின்றது ஆகவே சைத்தன்ய மகாபிரபு பகவானின் கருணையை வழங்க இந்த பூவுலகில் அவதரித்தார் However, நாம் many may be so willing to come and take part in the Sankirtan. Some people may have other things to do. They may be elderly. They may not be in such good health. They may not be able to go out there in the streets. Some other people may have young children or they may not be so well. And so they, they, they can't come out and take part in the Sankirtan. இந்த சங்கீர்த்தன் போதனை அனைவருக்கும் உகந்தது ஆனால் பெரும்பாலும் முதியவர்கள் சிறுவர்கள் இவர்கள் இதில் ஈடுபடுத்திக் கொள்ள தயங்குகின்றனர் ஆனால் இந்த சங்கீர்த்தன் இயக்கமோ வயது அளவில் ஈடுபடுத்திக் கொள்வதல்ல முதியோர்களிலிருந்து சிறியோர்கள் அனைவருமே இந்த சங்கீர்த்தன் இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதுதான் முறையான அம்சமாகும் process by which we do the chanting is by japa. Just like we have our big bag and on our beads we do the chanting of the holy name, chanting on the beads. இன்னொரு வகைப்படுவது நாம் இந்த ஜபமாலை வைத்திருக்கின்றோம் இந்த ஜபமாலையில் உள்ள மாலையை வைத்து நாம் ஜபம் செய்வது It's very effective to do the chanting on beads, meditation. It's, we call it mantra meditation, where we sit and we hold the beads and we chant the mantra on each bead and we go around the beads. And one round of beads means you chant the mantra 108 times. இந்த ஜபமாலை வைத்து ஜபம் பண்ணும் பண்ணும் பொழுது நாம் பகவானின் கருணையை அடைகின்றோம் அதோடு நாம் இந்த பகவானின் சிந்தனையில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த நூத்தி எட்டு ஜப ஜபமாலையில் ஜபம் செய்ய வேண்டும் So we recommend it to try to chant 16 rounds, to go around the bead 16 times in one day. நாம் இந்த மாலையை வைத்து தினந்தோறும் பதினான்கு பதினாறு மாலை ஜபம் செய்ய வேண்டும் means 16 times 108 mantras of the Hare Krishna mantra. And each mantra is made up of 16, 16 words. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. So 16 words, and there's 16 uh, rounds, and 108 mantras on each round. So that's how much chanting we're supposed to do in a day. நாம் ஒரு அனுதினமும் பதினாறு மாலைகள் ஜபம் செய்ய வேண்டும் ஒரு மாலையில் நூத்தி எட்டு மந்திரங்கள் இருக்கின்றது அந்த மந்திரத்தில் பதினாறு முறை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே எனும் இந்த மகா மந்திரம் அடங்கியுள்ளது So people wonder, well, is it so important? We have to chant so much. You know, why can't I just chant one round? You know, I have to chant 16 rounds. It takes so long. Let me just chant one round. நாம் பெரும்பாலும் நினைப்பது என்னவென்றால் நாம் ஏன் பதினாறு மாலை ஜபம் செய்ய வேண்டும் ஒரு மாலை ஜபம் செய்தால் போதுமே என்று நாம் நினைப்பதுண்டு But one round is not enough because one round won't take you very long to chant. You'll only meditate on the mantra for a short time, so you won't get a lot of benefit. But the more you meditate, the more you chant, the more you'll get benefit. நாம் ஒரு மாலை ஜபம் செய்வதற்கு தற்கும் பதினாறு மாலை ஜபம் செய்வதற்கும் மிகவும் வித்தியாசம் உண்டு நாம் முடிந்த வரையில் அதிகமான மாலைகள் தன்னம் செய்து நாம் இந்த நாம் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் Just like when we learn reading and writing, we have to write out words sometimes. You have to write out the word ten times. Maybe you're learning Tamil even. You have to write out the word ten times. So if you just write it one time, it's not enough. But if you write it more times, then you remember how to write the word. நாம் படிப்பும் காலங்களில் நாம் செய்திருப்போம் ஒரே விஷயத்தில் பல முறை நாம் எழுதி எழுதி கற்றுக்கொண்டிருப்போம் அதே போல ஒரு முறை நாம் செய்யும் பொழுது அதை முழுமையாக நாம் ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது அதே வேளையில் பல முறை நாம் செய்து வந்தால் நம் அந்த விஷயத்தில் நம் அக்கறையும் நம்மளது ஈடுபாடும் பெருகி இருக்கும் So in the same way, the more we chant the Hare Krishna mantra, the more we will be able to fix our mind on Lord Krishna and remember Him. நாம் இந்த ஜபம் செய்யும் பொழுது பகவானின் சிந்தையில் சிந்தனையில் நமது மனதை ஈடுபடுத்தி கொண்டு எப்போதும் இருப்பதற்காக இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம் செய்து கொண்டிருக்க வேண்டும் we are practicing the process of bhakti yoga Bhakti Yoga is described in the Bhagavad Gita where Lord Krishna is instructing Arjuna. நமக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணா கூறியிருக்கின்றார் நாம் இந்த ஜபம் செய்வதில் ஈடுபடுத்தும் பட்டு படும் பொழுது பகவானின் சிந்தனையில் நாம் எப்போதுமே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதாகும் So in the Bhagavad Gita, in the ninth chapter, which is right in the heart of the Bhagavad Gita, so there's a statement there by Lord Krishna where he describes the most confidential knowledge. அஹ் பகவத்கீதை ஒன்பதாவது பதத்தில் அத்தியாயம் அத்தியாயத்தில் அஹ், ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார் இந்த இந்த அறிவு ஞானம் மிகவும் ரகசியமானது என்று ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிட்டுள்ளார் So there Lord Krishna says, Manmana bhava mad bhakto madhyati mam namaskaru. Lord Krishna is describing four activities which we should do, which will help us to come to Him. He says, engage your mind in thinking of me. Become my devotee. Offer obeisances to me and worship me. இந்த பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியிருக்கின்றார் நான்கு விஷயத்தில் நாம் எப்போதுமே கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணன் நினைப்பது அவரின் புகழை பேசுவது அவரின் சிந்தனையில் இருப்பது மற்றொன்று பகவானின் வழிபாடு ஸ்ரீ வழிபாடில் ஈடுபடுத்திக் கொள்வது So Lord Krishna is saying we have to think of Him. So how to think of Krishna? The best way to think of Krishna is by chanting His name. ஆகவே மிகவும் சிறந்த முறை பகவானின் சிந்தனையில் நமது சிந்தனையை செலுத்தி செலுத்துவது என்பது நாம் ஜபம் செய்வது So we practice this chanting of the holy name, we practice chanting the Maha Mantra on a daily basis. It is like the medicine for our conditioned soul. ஆகவே இந்த மகா மந்திரம் நாம் தினமும் எடுக்கும் மருந்தை போன்றது ஆகவே நாம் தினந்தோறும் நாம் இந்த மகா மந்திரத்தை ஜபம் பண்ணி கொண்டு வந்தால் நாம் பகவானின் சிந்தனையில் எப்போதுமே ஆனந்தமாக இருக்கலாம் என்று குருமராஜ் அவர்கள் கூறுகின்றார்கள் material life means we are in a disease condition That disease is forgetfulness of our real spiritual identity. இந்த பௌதீக நிலை என்பது நாம் நோய்வாய்ப்பட்டு இருப்பது போல ஆகவே நாம் இந்த நோய்வாயில் பட்டு இருந்து விடுபடும் பட வேண்டும் என்றால் நாம் பகவானின் சிந்தனையில் நம்மை எப்போதுமே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் So when we're sick, when you have a disease, you have to take some medicine. This medicine, which is given to all of us, this is the chanting of the Maha Mantra. This is the medicine to cure the disease of material life. நாம் நோய்வாய்ப்பட்டால் எப்பொழுதுமே நாம் மருந்து எடுப்பது போல இந்த பௌதீக நிலையில் நாம் கற்றுண்டு வாழும் பொழுது இந்த மகா மந்திரம் நமக்கு பெரிய மருந்தாக இருந்து நம்ம இந்த பௌதிக படியிலிருந்து காப்பாற்றுகின்றது So when you take the medicine, you have to take it regularly. You don't just take it one time and think, oh, it's it. I took the medicine. No, you have to take it regularly for some time to get the help back. நாம் நோய்வாய்ப்பட்டால் மருந்து எடுக்கும் பொழுது நாம் தொடர்ந்து சில காலகட்டத்திற்கு நாம் அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும் அதுபோல நாம் இந்த கலியுகத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது எப்போதுமே நாம் பகவான் சிந்தனையில் நம்மை ஈடுபடுத்தி சிந்தனையில் ஈடுபடுத்தி கொண்டு வந்து வந்தோமையானால் நம்மை இந்த பௌதிக நிலையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் So this is called mantra meditation, japa, chanting the holy name of Lord Krishna in the Maha Mantra. And the louder you chant, the more powerful it becomes. ஆகவே நாம் இந்த மகா மந்திரத்தை ஜபம் பண்ணும் பொழுது உறக்க பண்ணும் பண்ணுமே பண்ணு பண்ணி வந்தோமே ஆனால் மிகவும் நன்று ஆகவே நாம் தினந்தோறும் எப்பொழுதுமே இந்த ஜபத்தை முறையாக சீராக செய்து கொண்டு வர வேண்டும் So loud chanting is recommended. We're not able to chant in the mind because our mind is very restless and very difficult to control. நமது மனம் எப்பொழுதுமே மிகவும் சஞ்சலத்தோடு இருக்கின்றது ஆகவே நாம் ஜபம் செய்யும் போது உறக்க சத்தம் போட்டு ஜபம் செய்தோமே ஆனால் இந்த மனதை நாம் எப்பொழுதுமே கட்டுப்படுத்தி கொண்டு பகவானின் சிந்தனையில் ஈடுபடுத்தி ஜபம் செய்ய முடியும் So we're recommended to do the chanting loudly and there are there are no rules about the chanting. You can chant any time in the day. ஆகவே நாம் எப்பொழுதும் எங்குமே நாம் ஜபம் பகவானின் ஜபம் செய்ய செய்ய முடியும் ஆனால் நாம் உறக்க சத்தம் போட்டு ஜபம் செய்தால் மிக்க நன்று we know if you go if you want to chant gayatri mantra so there are certain times when you're supposed to chant the gayatri mantra நாம் சிலர் காயத்ரி மந்திரமும் செய்கின்றோம் ஆனால் அந்த காயத்ரி மந்திரத்தை நாம் சத்தம் போட்டு செய்வதில்லை Right? Gayatri mantra is chanted in the morning, then in the midday, and then in the evening. Gayatri mantra காயத்ரி மந்திரம் காலையிலும் மத்தியத்திலும் மாலையிலும் செய்கின்றோம் To chant Gayatri mantra, you have to be a brahmana. You have to be in the mode of goodness. Gayatri காயத்ரி மந்திரம் பிராமணர்களால் ஜபிக்கப்படுவது ஆகவே நாம் சத்துவ குணத்தில் இருந்து இந்த காயத்ரி மந்திரத்தை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் but chanting Hare Krishna mantra is available for everyone any in any condition ஆனால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திராவுக்கு நிபந்தனை இல்லை ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நாம் இந்த மந்திரத்தை நாம் ஜபிக்க முடியும் And Hare Krishna mantra can be chanted any place, any time. purify, whether we're, we're taking our bath or not taking our bath, it doesn't matter. You can chant Hare Krishna mantra. ஹரே கிருஷ்ணா மந்திரம் நாம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நாம் ஜபம் செய்யலாம் ஆனால் ஆகவே நாம் இந்த கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் Whether we are, whether we have material desires or we want liberation, or we have no desires, doesn't matter. Everyone can chant. நமக்கு ஆசைகள் பேராசைகள் மற்றும் நிபந்தனைகள் இதற்கு அப்பாற்பட்டது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் We don't have to be brahmanas. We can be in any condition of life, and we can great, get great benefit by the chanting of the Maha மகாமந்திரம் ஜபம் செய்வதற்கு பிராமணராக இருக்கும் கட்டாயமில்லை எந்த சூழ்நிலையும் எந்த மாதிரி நிலையில் இருப்பவர்களும் இந்த மகாமந்திரத்தை ஜபம் செய்ய முடியும் So the chanting of the Mahamantra is described how it cleans, it cleanses all the dirt from the heart. ஆகவே இந்த மகாமந்திரத்தை நாம் ஜபம் செய்யும் பொழுது நம் இதயத்தில் உள்ள அழுக்காறுகள் நீக்கப்படுகின்றது In our heart, there's always a lot of dirty things. Lust, anger, greed, envy, these different things are all there in our heart. நமது இதயத்தில் எப்போதுமே அழுக்கு படிந்திருக்கின்றது கோபம் காமம் பொறாமை சஞ்சலம் இது போன்ற விஷயங்களில் நாம் நமது மனதை எப்போதுமே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது just like dust covers the mirror when you get a mirror nice glass mirror and the dust covers it you can't see anything because the dust is covering the mirror குறிப்பாக சில காலங்கள் நாம் கண்ணாடியை சுத்தம் செய்யாமல் இருந்தால் எப்படி தூசு படிந்து நம்மை பார்க்க முடியாமல் உள்ள சூழ்நிலை இருக்கின்றதோ அதுபோலதான் இந்த மனம் ஆகவே இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த மனதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் பகவானின் சிந்தனையில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் மூலம் இதை நாம் தூயப்படுத்த முடியும் So the heart is like a mirror and we can clean the dirt from the mirror by the chanting of the holy name. ஆகவே இந்த மனம் தூசு படிந்த கண்ணாடி போன்றது நாம் ஜபம் செய்யும் மூலம் இந்த அழுக்கை நாம் மனதில் உள்ள அழுக்கை நாம் சுத்தம் செய்ய முடியும் in the material world, we're always subject to many different problems of life. இந்த பௌதீக உலகத்தில் நாம் எப்பொழுதுமே பல துன்பங்களின் நிபந்தனைகளில் நாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் just like you go in the forest there may be the fire the forest fire can take place it's very dangerous குறிப்பாக நாம் காடுக்கு காட்டுக்கு சென்றோமே ஆனால் அங்கு காட்டு தீ பெரிய அளவில் பெருகி இருக்கின்றது நானும் நாம் நம்மை கவனமாக பார்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த காட்டு தீக்கு நாம் இரையாகி விடுவோம் Material life is like being in the forest fire. ஆகவே இந்த பௌதீக நிலை காட்டு தீக்கு சமமாகும் There's always danger. There's always anxiety. There's always so many trouble. எப்பொழுதுமே நிறைய பிரச்சனைகள் துன்பங்கள் சஞ்சலங்கள் இந்த சூழ்நிலையில் நாம் எப்போதுமே இந்த பௌதிக உலகில் நாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் Who caused the trouble? Nobody caused it. It's just the nature of this world that there will be trouble. யார் இந்த சூழ்நிலை உருவாக்குகின்றார் இந்த பௌதீக நிலை இந்த இது போன்ற சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது Just like in the very dry season, sometimes the bamboo will rub together and there'll be a spark from the dry bamboo rubbing against each other. And that spark will make a fire. குறிப்பாக வெயில் காலத்தில் காய்ந்த சூழ்நிலையில் மூங்கில் உரசும் பொழுது அதனால் தீ தீ பற்றி எரிகின்றது So nobody caused the fire, but big fire comes and the whole forest is burning down. And the யாருமே தீ மூட்டுவதில்லை ஆனால் அதான் தானாகவே இந்த நெருப்பு ஏற்படுகின்றது How to put out the forest fire? You need a big rain cloud to come to put out the fire. எப்படி நாம் இந்த தீயை அணைக்க முடியும் ஆனால் பெரிய மழை வந்தால் இந்த காட்டு தீயை அணைக்க முடியும் So the same way, material life is like being in the big forest fire. ஆகவே இந்த பௌதிக நிலையில் நிலையின் வாழ்க்கையை இந்த தீயை ஒப்பிடு ஒப்பிடப்படுகின்றது To put out that fire of material life, we need the big ring cloud. And that big ring cloud comes in the form of the chanting of the holy name. ஆகவே பெரிய மழை வந்தால் இந்த காட்டு தீயை அணைக்க முடியும் அதுபோல மகா மந்திரத்தை ஜபம் செய்யும் மூலம் பௌதிக நிலையில் உள்ள துன்பங்களை நாம் நிவர்த்தி செய்ய முடியும் So sometimes people wonder, oh, can this chanting Hare Krishna, will this really help me? Can this really help me? Will this help to make me happy? Will this give me peace of mind? ஆரம்ப நிலையில் நாம் மகாமந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது எனக்கு நிம்மதி கிடைக்கின்றது எனக்கு ஆனந்தம் கிடைக்கின்றது நான் எல்லா துன்பங்களிலிருந்து விடுபடுகின்றேன் என்று குருமராஜர் You have to, you have to follow the process. If you follow the process, if you do this chanting and you chant the proper amount of chanting, not less than that amount, and you follow also principles, then you will get very good fun. ஆனால் நாம் முறையாக ஜபம் செய்து கொண்டு விதிமுறைகளை நாம் பின்பற்றி முறையான வகையில் நாம் இந்த மகாமந்திரத்தை ஜபம் செய்து வந்தால் எப்பொழுதுமே நமக்கு ஆனந்தமும் நிம்மதியும் திருப்தியும் ஏற்படும் Chanting of the holy name, we said you have to chant 16 rounds every day. ஆகவே நம்மை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் பதினான்கு பதினாறு மாதங்கள் ஜபம் செய்ய வேண்டும் then you have to follow four principles also we tell people we tell somebody that your chanting is very good but will be better if you can also follow the four principles பதினாறு மாலைகள் ஜபம் செய்ய வேண்டும் முறையாக அதோடு சேர்த்து நான்கு விதிமுறைகளையும் கட்டாய விதிமுறைகளையும் நாம் பின்பற்றி ஜபம் செய்தால் மிகவும் சிறப்பு You have to be vegetarian. Don't eat the meat, fish and the egg. நாம் சைவமாக உணவை உட்கொள்ள வேண்டும் மீன் முட்டை இது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் In this country, it is not difficult to be vegetarian. நாம் இந்த நாட்டு சூழ்நிலையை வைத்து பார்த்தோமேனால் முறையான சைவம் இருப்பது கடினம் அல்ல you have a lot of vegetables here in this country நமக்கு நிறைய காய்கறி வகைகள் கிடைக்கின்றது இந்த நாட்டில் you can easily cook nice vegetarian food நாம் எப்பொழுதுமே சிறந்த முறையில் நல்ல காய்கறி வகைகளை சமைத்து உட்கொள்ளலாம் then you cannot we do not want to take any kind of intoxication we don't take alcohol நாம் மதுபானங்களை உட்கொள்ளக்கூடாது மதுபானம் என்றால் என்னவென்று தெரியும் பீர் இது போன்ற போதை போதை கொடுக்கும் பானங்களை நாம் முற்றாக தவிர்க்க வேண்டும் we don't take we don't do any gambling also நம்மை சூதாட்டத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது and we don't have a illicit connection we don't have connections outside married life with the other sex நாம் ஆண்களோடு பெண்களும் பெண்களோடு ஆண்களும் தகாத முறையில் உறவு முறையில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது திருமணம் புரிந்த இணையர்கள் மத்தியில் மட்டுமே இந்த உறவு இருக்க வேண்டும் So these four principles are the principles of religion. They encourage us to be clean, to be truthful, to be austere, and to be merciful. ஆகவே இந்த நான்கு வகை முறையை நம் ஆனால் நாம் சுத்தமாக இருக்க முடியும் உண்மையாக இருக்க முடியும் கருணையாக இருக்க முடியும் தவம் ஆகவே இந்த நான்கு விஷயங்களில் நாம் நம்மை முறையாக சீராக ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் So these four principles help us to do better in our chanting. இந்த நான்கு விதிமுறைகளை நாம் முறையாக சீராக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தோமே ஆனால் நாம் முறையாக இந்த ஜபமை ஜபத்தை நாம் மேற்கொள்ள முடியும் So somebody may say, well, you know, I can't follow these. I'm not a vegetarian. I still take intoxication. Can I still chant? Yes, you can still chant. நான் மாமிசம் உட்கொள்கின்றேன் மதுபானம் அர்த்துகின்றேன் இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டு நாம் நான் எப்படி இந்த ஜபத்தில் ஈடுபடுத்திக் கொள்வது என்று கேட்கின்றார்கள் And if you chant regularly for a few months, one day then you will also follow this principle. ஆனால் நாம் சீரிய முறையில் இந்த தபத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தோமே ஆனால் சில குறிப்பிட்ட மாதங்களில் நாம் இந்த தீய பழக்கங்களை முற்றாக நம் ஒழித்து விட முடியும் The effect of the chanting will help you to follow the principles which we're telling you are good for you. ஆகவே நாம் சீராக முறையாக நாம் இந்த விஷயங்களில் கவனத்தை மேற்கொண்டேமே ஆனால் நாம் வெற்றி அடைய முடியும் So you have to understand this is a process. You follow the process carefully, you get the result. ஆகவே நாம் அஹ், ஆன்மீக விதிமுறைகளை முறையாக மேற்கொண்டமையானால் நாம் வெற்றி அடைய முடியும் Just like if you're cooking, there's a recipe. You follow the recipe, you get the result. You get a good, a good meal, a good food. In the same way with chanting, you follow the process, you get good result. குறிப்பாக நாம் சமைக்க நம்மை முற்கொள்ளும் பொழுது என்ன சமைக்க போகின்றோம் எப்படி நாம் முறையாக சுவையாக சமைக்க போகிறோம் என்பதை நாம் சரியாக சரிவர கவனத்துடன் செய்யும் செய்யும் செய்வது போல பகவானின் புனித நாமத்தை நாம் எப்படி முறையாக சீராக செய்ய வேண்டும் என்று நாம் சிந்தித்து செயல்பட்டோமே ஆனால் நாம் வெற்றி காண முடியும் So what result will we get from this chanting? Well, first thing we'll get is we'll get relief from distress. ஆகவே இந்த மகா மந்திரத்தை ஜபிப்பதன் முதல் அங்கமாக நாம் இந்த துன்பங்களிலிருந்து நம்மை விடுபடுத்திக் கொள்ள முடியும் A lot of people are suffering. There's a lot of suffering in the world. It's very difficult to avoid suffering. Every day there can be suffering, one can be suffering or another, one problem or another. Very hard to avoid. suffering. But if we are chanting, it will help us to get free of distress. நாம் எப்பொழுதுமே இந்த பௌதிக நிலையில் நாம் நம்மை மேற்கொண்டு வருகின்றோம் ஆகவே துன்பங்களில் இருந்து நம்மை விடுபடுத்திக் கொள்ள முடியும் மிகவும் சிரமமாக இருக்கின்றது ஆகவே இந்த பகவானின் சிந்தனையில் ஈடுபடுத்தி நாம் எப்போதுமே சீரான முறையில் ஜபம் செய்து கொண்டோமே ஆனால் நம்மை இந்த துன்பங்களில் இருந்து விடுவித்துக் கொள்ள முடியும் And then the second thing which we'll get from the chanting is that it creates auspiciousness. It creates very nice situations for us. அஹ் இந்த ஜபத்தின் இரண்டாவது அங்கமாக நாம் இந்த ஜபத்தை செய்யும் பொழுது நமது இந்த சூழ்நிலை மிகவும் புனிதமடைகின்றது We always like to make something auspicious, make it, you know, good for pure and satisfying. So the chanting of the holy name has that effect. ஆகவே இந்த சூழ்நிலையில் நம்மை ஈடுபடுத்தும் பொழுது நமது சூழ்நிலை நமது சிந்தனை நமது செயல்கள் அனைத்துமே தூய்மை அடைகின்றது Just like this evening, we did arti, and when the arti was going on, the devotees were doing kirtan. குறிப்பாக இன்று நாம் மலையில் நம் பகவானுக்கு ஆராதனை செய்தோம் பக்தர்கள் எல்லாம் அனைவரும் சேர்ந்து கூட்டாக நாம் பகவானின் புனித நாமத்தை உச்சாரணம் செய்து செய்வதன் மூலம் நமக்கு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுகின்றது So by the chanting, by the kirtan, the whole room became full with spiritual energy. ஆகவே நாம் அந்த சூழ்நிலையை பார்த்தோமேனால் அந்த அந்த அறை அனைத்தும் முழுதும் புனிதமடைகின்றது Our consciousness changes. from the material to the spiritual. நமது சிந்தனை பௌதீக நிலையிலிருந்து ஆன்மீக சிந்தனைக்கு மாற்றம் அடைகின்றது It all comes about by chanting. இவை அனைத்துமே பகவானின் புனித நாமத்தை உற்சாரணம் செய்யும் பொழுது நமது சிந்தனை மென் மேலோங்குகின்றது So we have come here this evening to ask all of you and to recommend all of you that you should also try to do this chanting. ஆகவே இன்று நாம் செய்த இந்த முறையை சீரிய முறையில் நாம் அனைவருமே மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஜபத்தை உச்சனம் செய்வதற்கு நிபந்தனை இல்லை எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நாம் இதை செய்யலாம் அந்த the more you do நாம் எவ்வளவு அதிகமாக செய்கின்றோமோ அவ்வளவு நமக்கு நன்மைகள் ஏற்படும் So we ask all of you, try to do this chanting. And if you don't like to do it on your own, then in your home, you can do the kirtan with your family. ஆகவே நாம் தனிப்பட்ட முறையில் இந்த ஜபத்தை மேற்கொள்ளலாம் அப்படி தனிப்பட்ட முறையில் மேற்கொள்ள நமக்கு சிரமமோ அல்லது சில கஷ்டங்களோ இருந்தால் நாம் வீட்டில் நமது வீட்டில் கீர்த்தனம் ஏற்பாடு செய்து கீர்த்தனை மூலம் பகவானின் நாமத்தை உச்சாரணம் செய்யலாம் குடும்பத்தோடு இணைந்து நாம் இந்த பகவான் புனித நாமத்தை உச்சாரணம் செய்யலாம் Everyone, you're in your home, you can also arrange. Instead of just sitting watching television or playing with your handphone, you can be chanting the holy name. ஆகவே நம் வீட்டை புனிதப்படுத்துவதற்கு இந்த முறை மிகவும் சிறந்தது நாம் தேவையற்ற சில விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள டிவி பார்ப்பது மற்ற மற்ற விஷயங்களை ஈடுபடுத்துவதை விட இந்த முறையை நாம் மேற்கொண்டேமே ஆனால் நமது வாழ்க்கையில் நிம்மதி பெருகும் When you play with the handphone and watch the movies and television, you don't get spiritual benefit. You stay in the material world. நாம் நமது கை தொலைபேசி டிவி மற்றும் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள கொண்- கொண்டோமேயானால் நமக்கு எந்த ஆன்மீக முன்னேற்றமும் But as soon, as soon as you begin to chant, Then immediately you will feel the spiritual energy awaken. நாம் இந்த ஆன்மீக ஜபத்தை ஜபம் செய்ய முற்பட்டேமையானால் நமக்கு நிச்சயமாக சந்தோஷமும் ஆனந்தம் பெருகுகின்றது Actually, we are all spiritual beings. We are not material. We have a material body, but we are spiritual beings. நாம் அனைவருமே ஆன்மீக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் ஆனால் நாம் நினைத்துக் கொள்கின்றோம் இந்த உடல் தான் நாம் என்று So we, as our, we try to understand your spiritual nature. ஆகவே நாம் இந்த ஆன்மீக உணர்வு என்ப என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் Do the Chinese people come to you? Are they all scared? Huh? Are they scared. scan. They're afraid, Maharaj. Since they're afraid. afraid. They're afraid to give up all this license. Okay. So are there any questions? அதாவது கேள்விகள் How many people are chanting? எத்தனை பேர் நீங்கள் இங்கு ஜபம் செய்கின்றீர்கள் Right? Chanting, how many rounds you chanting here? நாளை Very good. So nice to see some little people here. So when you start chanting, that's very good. And then should also try to read the book. Because when you read the book, like Bhagavad Gita, then you understand more the importance of chanting. நாம் ஜபம் செய்வது மிகவும் சிறப்பு அதே அது அதுக்கு மேலாக நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும் பகவத்கீதை இது போன்ற புத்தகங்களை படித்தால் நாம் ஜபம் செய்வதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் Sometimes people say, yeah, I'm chanting, but I don't know why. And I don't know what I'm chanting. சிலர் கூறுகின்றார்கள் நான் ஜபம் செய்கின்றேன் ஆனால் எதற்கு ஜபம் செய்கின்றேன் என்று தெரியவில்லை என்று They told me, hold the beads and chant, but I don't know why I'm doing it. நான் ஜபமாலையை கொண்டு ஜபம் செய்து கொண்டு வருகின்றேன் ஆனால் எதற்கு ஜபம் செய்- செய்கின்றேன் என்று எனக்கு புரியவில்லை So if you do it, like even though you don't know why you're doing it, you get some benefit. ஆனால் நாம் எதற்கு நாம் ஜபம் செய்கின்றோம் என்று தெரியாமல் செய்தாலும் அந்த மகா மந்திரத்திற்கு புனிதம் இருக்கின்றது ஆகவே அதனால் நமக்கு நன்மைகள் கிட்டும் But if you know why you're doing it, what, whose name you're chanting, you get more benefit. ஆனால் நாம் எதற்கு ஜபம் செய்கின்றோம் யாரை நினைத்து ஜபம் செய்கின்றோம் இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து உணர்ந்து ஜபம் செய்தோமென்றால் நிச்சயமாக நமக்கு பெரும் நன்மை ஏற்படும் And when we chant, we should chant with feeling. Just like there are many different ways in which we can say someone's name. நாம் ஜபம் செய்யும் பொழுது அஹ், எதை நினைத்தும் ஜபம் செய்யலாம் எந்த பெயர் பெயரும் சொல்லி ஜபம் செய்யலாம் Just like you may not like someone, you say, oh, oh, that person, oh, yeah, I know them, you know. You don't like to say the name even. நாம் ஜபம் செய்யும் பொழுது இவர் பெயர் சொல்லி சில பிடித்தவர்களாக இருக்கலாம் ஆனால் சிலர் பிடிக்காதவர்களாகவும் இருக்கலாம் நாம் அவர்களை நினைத்து நாம் சந்தோஷமாக ஜபம் செய்ய முடியாது ஆனால் அந்த ஜபம் செய்யும் பொழுது நாம் அதை உணர்ந்து திருப்தியுடன் நாம் ஜபம் செய்து இருந்தோமேனால் நமக்கு பேர் இன்பம் ஏற்படும் so we want to cultivate devotion the feeling when we chant there should be some devotion in the chant ஆகவே நாம் இந்த ஜபம் செய்யும் பொழுது அன்பு பரிமாற்றம் பகவானின் மீது தூய அன்பு ஏற்படுத்தும் சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் it shouldn't just be mechanical without any feeling நாம் செயற்கை முறையாக இந்த ஜபத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள தவிர்க்க வேண்டும் So, Srila Prabhupada said chanting should be done just like a child who is separated from the mother. சில பிரபோபாதர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நாம் ஜபம் செய்யும் பொழுது ஒரு குழந்தை தாயின் பிணையிலிருந்து விடுபட்டு எப்படி துன்பத்தில் ஈடுபடுகின்றதோ ஆகவே அந்த அந்த முறையில் நாம் பகவானின் சிந்தனை ஈடுபடுத்தி அன்போடு ஜபம் செய்ய வேண்டும் என்று So the child is crying for the mother. The only thing which will stop the child from crying is when the mother will come and pick up the child and embrace the child. அந்த பிள்ளையின் பிரிவிலிருந்து அந்த தாய் வந்தால் அந்த பிள்ளை அந்த அழுகை நிறுத்தி எப்படி ஆனந்தத்தோடு உணர்கின்றதோ அது போல உணர்வை நாம் பகவானிடம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் So our mood in chanting and calling to Krishna should be like that. An address, we're calling to Krishna. ஆகவே நாம் ஜபம் செய்யும் பொழுது நமது சிந்தனையை முழுமையாக பகவானின் கிருஷ்ண பகவானின் பேரில் பெயரில் நாம் நம்மை ஈடுபடுத்தி ஜபம் செய்ய வேண்டும் Krishna is the Krishna is mother Krishna best friend Krishna நமது தந்தை நமது அன்னை அவர் நமது நல்ல நண்பரும் கூட and we want to call to him to get his attention ஆகவே நாம் ஜபம் செய்யும் பொழுது அவரை நாம் அன்புடன் அணுக வேண்டும் and our chanting is a, like a, a request to Krishna நமது இந்த ஜபம் கிருஷ்ண பகவானை நாம் அழைக்கும் சீரிய முறையில் அன்போடு நாம் இந்த பஜனையில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் உங்களது சேவையில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள எனக்கு கருணை வழங்குங்கள் என்ற எண்ணத்தில் நாம் பகவானின் சிந்தனையில் இந்த பஜனை ஐ மீன் இந்த ஜபத்தை செயல்புரிய வேண்டும் our position is to be the servant he is the master and we are his servant நான் உங்களுக்கு சேவகன் நீங்கள் என்னது தலைவர் என்ற சிந்தனையில் பணிவுடன் நாம் ஜபத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் how can we serve him simply by chanting his name எப்படி நாம் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் சீரிய முறையில் அவர் சிந்தனையில் நம்மை அவருக்கு ஜபம் செய்து நாம் திருப்தி அடைய வேண்டும் ஆகவே நாம் இந்த ஜபம் செய்வது அவரை மிகவும் திருப்திப்படுத்தும் ஒரு விஷயமாகும் It is said, Lord Krishna himself said, I am not in the Vaikuntha in the spiritual world. நான் வைகுந்தத்தில் இல்லை நான் ஆன்மீக லோகத்தில் வாழ்கின்றேன் என்று கூறுகின்றார் and lord krishna said i am not in the heart of the yogis to meditate on me நான் யோகிகள் மனதில் மட்டும் இல்லை யார் என்னை சீரிய முறையில் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று but i am wherever my devotees are chanting my name ஆனால் நான் எனது பக்தர்கள் என்னை ஜபம் செய்யும் இடத்தில் அனைவரின் மனதிலும் நான் குடியிருக்கின்றேன் என்று கூறுகின்றார் so you want to get association with krishna you want to be with krishna just chant his name ஆகவே நாம் கிருஷ்ணரின் கருணையை பெற வேண்டும் என்றால் அவரின் சிந்தனையில் நாம் எப்போதுமே ஜபத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் and krishna is immediately available is ready to come and be with us நாம் அந்த முறையில் முறையை சிறப்பாக ஈடுபடுத்திக் கொண்டோமே ஆனால் கிருஷ்ணர் நமது நோக்கி எப்பொழுதுமே பிரயாணம் செய்ய தயாராக இருக்கின்றார் So this chanting is recommended. This is the only way by which we can become self-realized in this age. இந்த ஜபத்தின் மூலம் மட்டுமே நாம் நம்மை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள முடியும் In other ages, There were other processes as well as chanting the Holy Name. மற்ற சூழ்நிலையில் மற்ற யுகங்களிலும் இந்த மகாமந்திரம் ஜபம் செய்யும் முறைகள் விதிமுறைகள் இருந்திருக்கின்றது just like in the in the golden age in the satya yuga people did meditation but they could also chant the holy name சத்தியுகத்திலும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் மிகவும் சிறந்த முறையில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களும் இந்த மாமந்திரத்தின் புனித நாமத்தை ஜபம் செய்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள் then in the Treta Yuga people were doing yagya but they could also chant the holy name யுகத்திலும் யாகங்கள் பெரிய பெரிய யாகம் அஸ்வமேத யாகங்கள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் அந்த காலத்திலும் மகா மந்திரத்தை யாரும் தவிர்க்கவில்லை அதிலும் ஈடுபடுத்திக் கொண்டுதான் இருந்திருக்கின்றார் then in Oh, Dwapara Yoga. Dwapara Yoga, people were doing temple worship, but they could also chant the holy name. But now in this age the Kali Yuga there's only one process and that is just the chanting of the holy name. There's no other problem. ஆகவே இந்த கலியுகத்தில் வேறு விதிமுறைகளை விதிக்கப்படவில்லை இந்த மகா மந்திரத்தை மட்டும்தான் விதிக்கப்பட்டிருக்கின்றது So of all the instructions we get from our, our guru, the most important one is to chant the Maha Mantra every day. ஆகவே நமது குருமார்களின் கட்டளைக்கு இணங்க இந்த கலியுகத்தில் சிறந்த முறை சிறந்த பகவானின் சிந்தனையில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது இந்த ஜபம் மூலம் மட்டுமே So there are so many things to be done, but chanting of the holy name is the thing we want to try to do first. நிறைய விதிமுறைகள் கட்டளைகள் மற்ற மற்ற விஷயங்கள் நிறைய நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது ஆனால் மிகவும் முக்கியமான அம்சம் இந்த Hare Krishna Mahamandrத்தை ஜபம் செய்வது. So the best time to chant is early in the morning. நமது சிறந்த நேரம் நம் இந்த பஜனை அமன் இந்த மகாமந்திரத்தை ஜபம் செய்வது காலையில். But you can chant anytime. ஆனால் மற்ற நேரங்களிலும் நாம் ஜபம் செய்யலாம். But it's easiest and it's especially powerful in the early morning. ஆனாலும் கூட விடிய காலையில் இந்த மகாமந்திரத்தை செய்வது மிகவும் சிறந்த முறையும் மிகவும் சுலபமான முறையும் கூட I may see நாம் புத்த பார்த்தோமே ஆனால் அவர்கள் விடிய காலை நான்கு மணி அளவில் எழுந்து அவர்கள் இந்த விதிமுறைகளை மேற்கொண்டு வருகின்றனர் in Islamic tradition, they also have their morning prayers very early in the morning. You can hear them chanting Quran. Islamiyargalum kuda நாம் பார்க்கலாம் விடியங்காலையில் அவர்கள் எழுந்து சிறந்த முறையில் அவர்கள் அல் குரான் இது போன்ற போதனைகளை பழகுகின்றனர் because they know the early morning is very powerful very auspicious ஆகவே அனைவருக்கும் புரிந்திருக்கின்றது அந்த காலை வேளையில் நாம் இந்த விஷயங்களில் ஈடுபடுத்தி ஆனால் மிகவும் சிறந்த முறை என்று அவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது In the Vedas, it's called Brahma Muhurta. Brahma இந்த நமது வேதங்களில் குறிப்பிட்டுள்ளபடி பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒன்றரை மணி மணி முற்போ முற்பொழுதாக விடியும் காலத்திற்கு முற்போ முன்னேரமாக ஒன்றரை மணி அளவில் இந்த பிரம முகூர்த்தம் இருக்கின்றது So here in this country, sunrise is about quarter to seven or half past six. So you want to be up by five o'clock to begin the chant. ஆகவே இந்த நாட்டில் நமது சூரிய உதிக்கும் நேரம் ஏறக்குறைய ஆறரை மணி ஏழு மணிக்குள் அந்த நேரத்தில் உதிக்கின்றது ஆகவே ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நாம் எழுந்து இந்த பிரம முகூர்த்தத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் எழுந்து நமது உடலை தூயப்படுத்திக் கொண்டு நாம் இந்த விடிய காலையில் பகவானின் சிந்தனையில் நாம் இந்த பஜனையை மேற்கொள்ள வேண்டும் you feel very different நாம் இதை ஒரு மாதமோ இரண்டு மாதமோ அல்லது மூன்று மாதமோ தொடர்ந்து நாம் இந்த விஷயத்தில் நம்மளை ஈடுபடுத்திக் கொண்டு வந்தேமேனால் நமது வித்தியாசத்தை நிச்சயமாக நாம் உணர முடியும் நமது இந்த மகாமந்திரத்தின் நன்மையை உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் Okay, thank you very much. Hare Krishna. Yes, Prabhu, question? A question End of it. I, will just, uh, I mean, by observation, Maharaj, anyway, we all, we all did that. We fall asleep, Maharaj, sometimes when we chant. Uh, devotees sit in the chair and while they're chanting, they tend to fall asleep uh, which is, would be better. But uh, personally, I would prefer walking and chanting, Maharaj. And uh, Sitting, I noticed that many of them are falling down. so, what will be your best uh, recommendation? Well, if you're falling asleep, means you're not chanting very carefully. Yes, exactly. Attentiveness, Maharaj. Attentiveness. Attention. Yeah, no attention. It means you're not, you're not hearing, you're not chanting aloud. If you can't allow it, you won't fall asleep. No, you have to become more serious in your chanting. You have to give it more attention. You try to chant clearly, chant out loud, so you hear the mantra. Of course, you can also stand up and walk around, that's all right. You're falling asleep, maybe you didn't get enough rest. Maybe sleep earlier. Drink some water. Keep yourself awake. Chaya. Fresh. Chaya. Huh? No சா டிரான்ஸ்லேட் பிரபுவின் கேள்வி நாம் அஹ், மாலையில் இரவு நேரத்தில் ஜெபம் செய்யும் பொழுது உட்கார்ந்து ஜெபம் செய்யும் பொழுது நமக்கு தூக்கம் வருகின்றது ஆகவே நாம் இந்த தூக்கத்திலிருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொள்வது இன்னொரு முறை இந்த சூழ்நிலையில் நாம் நடந்து கொண்டு ஜபம் செய்யலாமா என்று கேட்ட கேள்விக்கு குருமாராஜ் அவர்கள் கூறியது நாம் தெளிவான சிந்தனையில் நமது சிந்தனையை உணர்த்தி கொண்டு உறக்க ஜபம் செய்தோமேனால் நமக்கு உறக்கம் வராது நாம் ஜபம் செய்யும் பொழுது இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நாம் நடக்கலாம் சிலது நீர் குடிக்கலாம் ஆகவே நமது தூக்கத்தை தவிர்க்க உறக்க ஜபம் ஜபம் செய்தோமே ஆனால் நமக்கு தூக்கம் வராது என்பது மகாராஜ் அவர்களின் அறிவுரை thing while driving, it is that charging is acceptable, acceptable for daily hour Well, it's not the best chanting because your attention has to be on the road. You cannot just only be chanting. When you're driving, yes, you can chant also. We should always want to chant, but of course your chanting is not going to be 100% concentration on the holy name because you have to concentrate on your driving. So yes, do some chanting while you're driving, but try to do some chanting where you're not driving. also. Don't just only chant when you drive. The rest of the time you never chant. That's not very good. பிரபுவின் கேள்வி நாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஜபம் செய்யறதுக்கு நமக்கு தேரம் பத்த மாட்டேது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கார் ஓட்டும் பொழுது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கார் ஓட்டிக்கொண்டே நாம் ஜபம் செய்யலாமா என்று கேட்ட கேள்விக்கு மகாராஜ் கூறிய பதில் என்னவென்றால் நாம் இன்னொரு வேலை செஞ்சுக்கிட்டு ஜபம் செய்தோம்னா அந்த ஜபத்தில் முழு ஈடுபாடு இருக்காது முழு கவனம் இருக்காது ஆகவே நீங்கள் டிரைவ் பண்ணும்போது நீங்கள் ஜபம் பண்ணீங்கன்னா உங்களோட கவனம் வந்து ரோட்டில் தான் இருக்குமா ஒழிய ஜபத்துல முழுமையாக இருக்காது முடிந்த அளவுக்கு இந்த சூழ்நிலை தவிர்க்க வேண்டும் என்று மகாராஜ் சொல்லுகின்றார் முடிஞ்ச அளவில் நமது நேரத்தை ஒதுக்கி என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் ஜபம் செய்தோமேனால் அது மிகவும் சிறந்த முறை என்று மகாராஜ் குறிப்பிடுகின்றார் Last many years ago, I heard this Uh, case, but uh, there was some uh, devotees who were uh, chanting. I don't know whether in India or the US. Uh, they were chanting while driving, you know, and uh, the case was that the devotee met with an accident simply because the chanting bead, you know, the counting bead that was hanging around and he was holding in the steering, the chanting bead, <laughs> and chanting all the way, and he was steering these here and there, and that uh, bead got stuck in the steering wheel, thereby he was not able to uh, you know steer the steering wheel properly. And uh, somewhere I think he landed into a small ditch or Yes, so we don't advise you to check on beats when you're driving. What you can do, you could maybe you can have a clicker, just a little clicker on your finger, something like that. You don't want to be holding beats. மூலகர்ணா பிரபுவின் கருத்து அவர் அனுபவம் அமெரிக்காவில் யூஎஸில் வந்து ஒரு பக்தர் ஜபம் செய்து கொண்டு கார் செலுத்தி கொண்டு இருந்திருக்கின்றார் அந்த நேரத்தில் அவர் ஜபமாலை அவருடைய அந்த ஸ்டேரிங் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு அவர் மிகவும் அவதி விட்டிருக்கின்றார் அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் சமாளிக்க வேண்டும் என்றால் மாராஜ் அவர்கள் கூறியது போல நாம் ஜபமாலையை வைத்து கார் செலுத்தும் பொழுது தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து அந்த கவுண்டர் இருக்குல்ல கிளிக்க அது வச்சு ஜபம் செய்யலாம்னு மாறாக சொல்கிறார் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் Yes, you can be doing other things, just like you may be cooking, you may be cleaning, you can also be chanting. மற்ற சூழ்நிலையில் நீங்கள் மற்ற வேலை செய்யும் பொழுது சமைக்கும் பொழுது இது போன்ற நேரங்களில் நீங்கள் ஜெபம் செய்யலாம் You can be chanting the glories of Krishna, sing songs about Krishna, and you can n- not only chanting the holy name, there's many beautiful songs about Krishna, and you can be singing these songs as you chant, as, as you work, as you clean, as you do your laundry, or as you do the cooking, You can be also chanting the holy name. மற்ற மற்ற வேலைகள் செய்யும் பொழுது நீங்கள் சமைக்கும் பொழுதோ அல்லது துணி துவைக்கும் பொழுது வீடு சுத்தம் செய்யும் பொழுது நிறைய பகவானின் புகழாரங்கள் பாடும் பாடல்கள் இருக்கின்றது நல்ல சந்தோஷமான பாடல்கள் இருக்கின்றது இது போன்ற பாடல்களை நாம் பாடிக்கொண்டே இந்த மாதிரி வேலைகளில் வந்து நம்மளை ஈடுபடுத்திக் கொண்டேயுமே ஆனால் மிகவும் சிறப்பாக இருக்கும் And similarly, when you're driving, you don't need to be chanting on beats. You can just chant. Just chant as you drive. ஆகவே நாம் கார் செலுத்தும் பொழுது ஜபம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நாம் நமது சிந்தனையை பகவான் சிந்தனையில் பாடிக்கொண்டும் அஹ், காரை செலுத்தலாம் You may be falling asleep, but if you chant, you wake up. Keep yourself awake by chanting. நாம் சில நேரங்களில் நாம் காரை செலுத்தும் போது தூக்கம் வருகின்றது அந்த தூக்கத்தை தவிர்ப்பதற்கு நாம் பஜனையில் பகவானின் பஜனையில் ஈடுபடுத்தி கொண்டு நாம் சந்தோஷமாக செயல்படுத்திட்டோம் ஏனால் நமக்கு தூக்கம் வர Chanting we do all day. We don't need to chant on beats all day, but we could be chanting all day. You don't need to have the beats all the time. நாம் முழு நேரமும் நாம் பகவான் சிந்தனையில் ஈடுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஜபமாலை வைத்துக் கொண்டுதான் நம் அனைத்து பஜனையும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது share, Maharaj. If you don't mind, Maharaj, I'd like to share this. I found my, from my experience, you know, that I kept myself awake. And uh, I think for, it's also good for the Matajis who do not go out into this. Like men who can take out, take a walk here and not chanting. So, know, like sometimes women are in, the, in, the, in the house and, you know, and they shy to go out to chant, you know. So I found that, that one method, Maharaj, uh, what I did was uh, walking in the, walking and chanting in the number eight. You know, Maharaj, walking in the number eight. some, uh, some I think I don't know if I read our read method. Uh, I took, I put two markers on the, on the floor, about six feet apart, and six feet, seven feet depends. Then I start chanting walking eight, walking eight, like walking the form of eight. This I found that you know while you're while you're turning on the left, they, they say scientifically I found out that you know the centrifugal force, the brain runs one side. Then when you're walking the other side, the brain runs this way. So it's agitates and keeps the brain awake all the time because the brain is in the fluid, it's a fluid, uh, holding in a fluid, Maharaj. Uh, I'm sure you know that. So I found that it's a very very effective Maharaj, and uh, you know walking the number eight would like to share that and you know, I, have been doing that. <laughs> I think you need to chant more on the heart, not the brain. Everything's <laughs> got to be in the heart. The heart, right? Yes. That, uh, say the Hare Krishna mantra is a Kali Yuga mantra, it's a Kali Yuga, say Yuga Dharma. So, when I heard the lectures from other regions, it's a first is a Hindu region, second is a Christian region, and the third is a Islamic region. It's a, according the elevation, why we never follow the Islamic religion? because that is a righteous religion. When we say Mahamantra is uh, for the Kali Yuga, we have to follow. Then why we never follow the religion after the Hindu, Christian and Islam is a later religion? Why we deviate? You understand what I mean? Question? Why we never follow that one? We just said the Kali Yuga mantra is uh, Yuga mantra is a Hare Shama mantra. The religion wise is Islamic is a religious. Well, we have to understand Krishna consciousness is non-sacred. Translate. சப்ரவர் கேள்வி இந்து மதம் ஆக பழைய மதம் என்று நம் அனைவரும் அறிந்தது அதன் பிறகு கிறிஸ்துவ மதம் வந்தது ஆக இறுதியாக முஸ்லிம் மதம் வந்தது ஆகவே அது பிறகு வந்த மதம் தானே முறையான மதம் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஏன் நம்ம இந்து மதத்தை பின்பற்றணும்ன்றது தான் பிரபுவோட கேள்வி சரியா பிரபு சரிங்களா because is descended laws right the other religion Christian eventually the Muslim religion right so why we must follow the Hindu religion instead of We, we have to follow the latest religion. Yeah, latest, latest, given latest by the God. religion, right? Yeah. In the earth. Yeah. Well, we have to understand there's one God. So there's one religion. நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால் கடவுளை நாம் எப்படி நினைப்பது கடவுள் ஒன்று அந்த கடவுளை நாம் எப்படி நினைப்பது முறையான வழியில் எப்படி நினைப்பது என்பதை நாம் மேற்கொள்ள வேண்டும் we may give God different names, but ultimately there's one God, one supreme person over everyone. கடவுளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றது ஆனால் முழுமுதல் கடவுள் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் the absolute truth is, is there in all the scriptures. It's not the உண்மையான ஆன்மீக முறை என்பது எல்லா வேதங்களின் விதிமுறைகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நமது விதிமுறை என்னவென்றால் பகவானின் மீது நமது அன்பை முழுமையான அன்பை செலுத்த வேண்டும் ஆனால் நாம் மற்ற மற்ற மதங்களையும் மற்ற வழிமுறைகளையும் நாம் மதிக்க வேண்டும் But it's not a question of faith. Faith can change. Someone can be a Hindu, they can marry a Islamic lady and then they become Islamic. Or somebody, you know, they, they can become a Christian. But that's not important. That's faith. Faith can change, but the religion is one. Religion is not sectarian. மதம் என்பது ஒன்று ஆனால் வேறு வேறு விதிமுறைகள் வழிமுறைகள் இருக்கின்றன வேறு மதங்கள் குறிப்பாக முஸ்லிம் மதம் கிறிஸ்துவ மதம் இந்து மதம் ஆனால் மதம் என்பது ஒன்று மதம் என்பது குறிப்பாக அனைத்து உயிர்வாளிகளும் ஜீவராசிகளும் ஈடுபடுத்திக் கொள்வது என்பது ஒரு மதம் we have to understand the transcendental nature of Krishna consciousness. That it's not material. You know, somebody's born in this country and then he takes up a particular religion because he's born in this country. And somebody else is born in another country and has a different religion. நாம் That is not real religion. That is just their faith. நாம் கிருஷ்ண உ- உணர்வு என்ற அங்கீகாரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் குறிப்பாக இந்த நாட்டில் நாம் வாழ்கிறோமே ஆனால் இந்த முஸ்லிம் நிறைந்த ஒரு மதமாக இங்கு இங்கு செயல்படுத்தப்படுகின்றது ஆகவே இதுதான் மிக சிறந்த சீரிய முறையான ஒரு வழிபாடு முறை என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது I remember I was in the Philippines, and in the Philippines, you know, you want some toothpaste, you have to take, have you got some Colgate, give me one tube of Colgate. You know, they call the toothpaste Colgate. but it's not, Col Colgate is a brand name, it's actually toothpaste. நான் முறை நான் பிலிப்பின் தேசத்திற்கு சென்றிருக்கின்றேன் அங்கு நான் வந்து பல் துளக்கும் அந்த பேஸ்ட் அதை வாங்க சென்றேன் அவர்களுக்கு புரியவில்லை யுவன் கோல்கேட் என்று கேட்டார்களாம் கோல்கேட் வேணுமான்னு கேட்டாங்களாம் கோல்கேட் என்பது ஒரு பிராண்ட் ஒரு பெயர் அந்த பொருளுக்கு உள்ள பெயர் ஆகவே நாம் அந்த பொருளை மட்டும் பார்க்காமல் குறிப்பாக அந்த அந்த விஷயத்தின் உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் so we're thinking also, and, and when you think about you know Hindu, Muslim, Christian, this is sectarian But Krishna consciousness is transcendental. Sectarian is uh, sectarian. very benign, very benign. So Krishna consciousness is higher, is transcendental. So Muslim madam, Christo madam, இந்து மதம் என்பது ஒரு பிரிவினை இந்த பிரிவினைக்கு அப்பாற்பட்டதுதான் கிருஷ்ண பக்தி என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வேதங்களையும் குறிப்பாக அல்புரான் பைபிள் பகவத்கீதா அனைத்து வேதங்களுமே பகவானின் அன்பை நோக்கி நாம் செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது We have to, we have to understand what is so important. It's, it's- it's not just identifying, putting a label on yourself. Oh, I'm a Hindu, I'm a Christian, I'm a Buddhist, or what. You know, the important thing is understand God is the master, I am his servant. நாம் இந்த மனித வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கும் பகவானுக்கும் உள்ள நேசம் என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வெறுமனே நான் ஒரு இந்து நான் ஒரு கிறிஸ்டியன் நான் ஒரு முஸ்லிம் என்று நாம் பிரிவினைப்படுத்தி பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை இருக்கிறாங்க சரிக்கா பிரசாந்திரம் Okay, Hare Krishna. Thank you very much, Maharaj. It's a wonderful class regarding about the chanting. Uh, Maharaj Brahmanandi, திரு பக்தி விக்ன விநாச மராசி வந்ததுக்கு இந்த ஆலயத்துக்கு பக்தர்கள் எல்லாத்துக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போதான் புதுசாக இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்குறீங்க தேங்க்யூ வெரி மச் இப்ப வந்து மாராஜ் சார் தான் பிரசாதம் எடுத்துக்கலாம் யார் யார் புக்லாம் எங்கள் எங்கள் புக்கெலாம் எடுத்துருவாங்க யாராச்சும் சொல்லுங்க கரிஷ்மா அவங்க புக்கெல்லாம் எடுத்துக்கோங்க அவங்க மாராஷ்டிரா புக்கு வாங்கணும் யார் யார் மாராஜ் சார் புக்கு வாங்க போகிறா கீதா இல்லை பாவம் ஓகே ஸோ நாங்கள் மாராஜ் சார் பிரசாதம் எடுத்துக்கொள்ளுங்க வாங்க ஓகே ஏற்பாடு